அனைவருக்கும் வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் கீழ்ப்பாளூர் கிராமத்தை சேர்ந்த ஆர் சவிதா நான் இன்று பேச வரும் தலைப்பு என்னவென்றால் எனக்கு பிடித்த என் அம்மா என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அம்மா உணவு ஊட்டும் போது இந்த உருண்டை சீவக சிந்தாமணி இந்த உருண்டை வளையாவது என்று வரிசையாக சொல்லி சோறு ஊட்டுவார் தமிழையும் சேர்த்து ஊட்டுவாங்க விளையாடும் போது கணக்குல போட்டி வைப்பாங்க தெரு பசங்களும் சேர்ந்து விளையாடுவோம் ஜாலியா இருக்கும் தெரியுமா தூங்கும் போது கதை சொல்லுவாங்க அம்மா மேல காலை போட்டுக்கிட்டு கதையை கேட்கும் போது எவ்வளோ ஜாலி தெரியுமா அப்பாஜி கதை பீர்பால் கதை தெனாலிராமன் கதை ஒரே சந்தோஷம் தாங்க குட்டி குட்டியா கோலம் போடுறது சின்ன சின்னதா படம் வரையறது ரோஜா செடி நட்டு விளைகிறதுன்னு நிறைய சொல்லி கொடுப்பாங்க நல்லா செஞ்சா முத்தமும் கொடுப்பாங்க கூடவே பலகாங்க பலகாரங்களும் செஞ்சு கொடுப்பாங்க என் அம்மா பானை சொல்லி போது சிரிச்சுக்கிட்டே பாடம் சொல்லி கொடுப்பாங்க மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு நச்சினை வானொலி சேவை நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக டபிள்யூ டபிள்யூ டாட் நச்சினை டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு துளிதான் பெருவெல்லாம் பாராட்டிக்கிட்டே எழுது வைப்பாங்க பூங்காவுக்கு கூட்டின்னு பார்த்து கோயிலுக்கு கூட்டின்னு பார்த்து அருவிக்கு கூட்டிட்டு போறது அப்பட்ட சொல்லி கவுன் அழகழகா கவுன் வாங்கி கொடுக்கறதுன்னு நிறைய செய் என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் தாயை சேர்ந்த கோயிலும் இல்லை என்று எங்க மிஸ் பாடம் சொல்லி கொடுத்தாங்க அது சரிதான் எனக்கு பிடித்த என் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நச்சின யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க